எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை Trichy road Palladam total hundred and twenty five crores ಈ ಇಯರ್ ಇನ್ವೆಸ್ಟ್ಮೆಂಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ಲ್ಯಾನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ இந்த பில்டிங் இதுக்கு இனி எக்ஸ்பென்ஷன் வேறு பில்டிங் பார்த்து வச்சிருக்கோம் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது இந்த எக்ஸ்பென்ஷன் வரப்போகுது அதுக்கு மெயின் ரீசன் சொன்னால் இந்த export Tamil Nadu This is online come direct selling company. Actually, within three years' time, we came to this level. This fast, uh, no company can uh, achieve in India. In South India, uh, we are the top now. In all over India, we are in the seventh, uh, seventh position. 2018, we established in uh, India. Now 2021, we, have, we are having 400 crores turnover for FijiCard.com. And the first uh, company, FijiCard, is going to be listed in India, first company, 4,000 crores, starting itself. So it means, you know, the first company going to be listed, almost work is done, almost 80-70% uh, is done. That will be first company who is selected for to be listed. First direct selling company will be listed in uh, stock exchange. லேபர்ஸ்க்கு வேலை கிடைக்கும் அந்த மாதிரி இந்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள ஃபிஃப்டி தௌசண்ட் ஆளுக்காருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பிகாஸ் நம்ம ஜுவல்லரி ஷாப் எல்லாம் இருக்குது துபாய் குவைட் அமெரிக்கா இல்லை ஃபோர்ட்டி ஃபோர் ஸ்டாக் அந்த மாதிரி இருக்குது ஆல்ரெடி இந்த ஜுவல்லரி கனெக்ட் பண்ணிட்டு இந்த கண்ட்ரீஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த டீல் எல்லாம் பண்ணி வச்சுருக்கு இந்த ஹைடிங் கைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு reason main reason about me about me my name is Boby Chemmanur இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து போச்சேன்னு கூப்பிடுவோம் பாபி செம்மனூர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக்கிலலாம் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸ் அப்புறம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி இந்த பிஸ்னஸ் கிடைக்கணும் அந்த ப்ராஃபிட் இவ்வளோ இந்த மாதிரி சேரிட்டி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது த்ரீ தௌசண்ட் க்ரோர் நம்ம குரூப்க்கு டேர்ன் ஓவர் நம்ம ஜுவல்லரி பிஸ்னஸ் அப்புறம் பேங்கிங் பிஸ்னஸ் இருக்குது ஒன் ஃபோர்ட்டி பிரான்ச்சஸ் இருக்குது പിന്നെ ട്വൻറ്റി എയ്റ്റ് റിസോർട്ട് அந்த மாதிரி Boby Bazaar G card Boby tours and travels helicopter service Rolls Royce taxi first time in the world அந்த மாதிரி எல்லாம் ஒரு எல்லா ஏரியாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறம் வந்து பிஸ்னஸ் அதுக்கு ப்ளஸ் சேரிட்டி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் Uh, I'm the only one from India who run 800 and kilo- 812 kilometer run, unique world record holder, Guinness World Record from the Mother Teresa Award, more than 200 recognitions and all that. So now I'm so happy to be here in Tamil Nadu to do and associate with the Tamil people, work together. I'm so happy. I'm very much related to Tamil people already since 25 years. Many friends in Gulf here, Singapore, Malaysia, we all many Tamil friends. And வந்து பேட் லக் ஆக்சுவலி ഇത് ഇനാഗ്രേഷൻ பண்ணுறதுக்கு ഞാനല്ല മർഡോണയെ കൂട്ടിയിട്ട് വരണമെന്ന് നനച്ചത് മർഡോണ നമ്മ പാർട്ട്ണർ ബ്രാൻഡ് അംബാസിഡർ இந்தியாவில் நம்பர் ஒன் அண்ட் ஃப்ரெண்டு இப்போ அந்த பிளான் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாம் கடவுளை எல்லாம் இருக்கு எல்லாம் இதுக்காக அவர் இறந்து போய் கொஞ்சம் அந்த இனாக்ரேட் பண்ணியாச்சு இப்போ number one south India one lakh around one lakh Tamil people இதுக்கு அஃபிலைட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நல்ல இன்கம் கிடைக்கிறது அவங்களுக்கு இங்கே ஒரு ஷோரூம் அப்படின்னா எனக்கு பண்ணிட்டு தான் வருது இந்த பிஜி ஸ்டோர் இந்த மார்னிங் ஒன்று வந்து கோயம்புத்தூர் எவ்வளோ ஸ்டோர்ஸ் ஃபோர் ஃபோர் ஸ்டோர் இங்கே தமிழ்நாடு இருக்குது இல்லை total B G stores fifty fifty nine fifty nine stores actually open நம்ம within three years thousand branches பண்ண போகிறேன் பிஜி ஸ்டோர்ஸ் இந்த விஜய் ஸ்டோர்ஸ்னா அந்த டிஃப்ரென்ஸ்னா இந்த